இந்தியாவில் கீதாவுடன் மர்ம டாக்டர் நந்தினி என்ன நடந்தது ஓகே என்னன்னா நான் முன்ன யூனிவர்சிட்டி படிக்கிறப்ப நானும் என் தங்கச்சும் வந்து நாங்க ஒரே யூனிவர்சிட்டி படிச்சோம் and then my friend so I use to sell top up so I don't mention which university so top up விற்கணுன்றதுக்காக நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் கேட்போம் ஹாஸ்டலில் ஸோ ஒரு ஒரு டூ இயர்ஸாக கிரவுண்ட் ஃப்ளோர் தான் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு ஸோ தேர்ட் இயர் வந்து என்ன ஆச்சுனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோர் எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு கிடைக்க ஸோ லைக் நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாட்டி தான் கிடச்சிச்சு <laughs> அதுவும் வந்து அந்த அவங்க அந்த பர்சன் இன்சார்ஜ் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து கொடுத்தாங்க அப்புறம் நாங்களும் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்த்து ஆறு பேர் அந்த வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி வந்து நான் அந்த பிகாஸ் நாங்களாம் வந்து அங்கே இது பாய்க்க முடியாது ஸ்டோவ் எலக்ட்ரிக் இதுதான் பாய்க்க முடியும் ஸோ நாங்களாம் என்ன செய்வோம் அந்த எலக்ட்ரிக் இது பாய்ச்ச கூட அந்த பேன் வந்து நாங்கள் பாய்ச்சிக்குவோம் ஸோ ஈஸியாக இருக்கும்னு ஸோ அந்த பேன் கழுவுறப்பெல்லாம் எங்க எனக்கு அந்த ஃபீல் பண்ண பிகாஸ் அது ஒரு மாதிரியா ஷேடோ மாதிரி போற மாதிரி ஸோ என் ஃப்ரெண்டும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி குஷன்ல வந்து யாரோ உட்காந்துருக்காங்க அப்படின்னு ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு சரி நார்மல் தானே சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம் ஸோ என்ன ஆச்சுன்னா இட் ஒன் பாயிண்ட் பியால் நானும் என் தங்கச்சும் வந்து from from Perlis so my friend she's from Penang so நாங்க மூணு பேர் தான் அந்த வீட்டில் அந்த அன்னைக்கு இருந்தோம் மீதி மூணு பேர் வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா வீக்கெண்ட் சொல்லிட்டு ஸோ என்ன ஆச்சுன்னா uh, நாங்க என் ஃப்ரெண்டு சொன்னாங்க இல்லை பரவாயில்ல வாங்க கொஞ்ச நேரம் நாங்க சும்மா அந்த டென்னிஸ் பட்டுக்கிறது வந்து ஸ்கிப் பண்ண போலான்னு ஸோ நாங்களும் வந்து ஸ்கிப்பிங் பண்றதுக்கு போனோம் அங்க டென்னிஸ் பட்டு கிட்ட டென்னிஸ் கோர்ட் கிட்ட வந்து ஆக்சுவலி அந்த மாலை நேரம்னு சொல்லுவாங்கல்ல வாட் இப்போ லைக் செவன் சம்திங் அந்த மாதிரி ஆச்சு ஸோ நாங்க சொன்னோம் அவங்க கிட்ட லேட் ஆச்சு வாங்க கிளம்பி போயிடலான்னு இல்ல கொஞ்ச நேரம் தான்னு சொன்னாங்க சரி சொல்லி நாங்களும் ஒரு something eight seven forty five seven fifty கிட்ட ஆச்சு சரி அதுக்கப்புறம் தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம் ஆனா என்னன்னாக்கா எங்க ஆக்சுவலி ஹாஸ்டலுக்குள்ளே தான் அந்த அந்த சூறாவும் இருக்கு ஸோ அந்த சூறா வந்து எங்களோட எங்க அந்த டென்னிஸ் கோட்டும் சூறாவும் பக்கத்து பக்கத்துல தான் ஸோ நாங்க வந்து டென்னி அந்த இது என்ன சொல்லுவாங்க அந்த மெல்லி இது சாமி கும்பிடுவாங்க அந்த ப்ரேயர்ஸும் ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நாங்க வந்தோம் வீட்டுக்கு ஆனா நாங்க எங்க வீட்டுக்கு வந்து நுழைஞ்சிட்டோன்னு என் ஃப்ரெண்ட் இருந்தாங்களே I don't mention her name அவங்க என்ன செஞ்சிட்டாங்கனாக்கா நாங்க வந்து நானும் என்னோட தங்கச்சி வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் மீன் குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் அவங்க என்ன செஞ்சாங்கனாக்கா அந்த சோஃபா கட்டியே உட்காந்துட்டாங்க சோஃபா கதவு அதாவது எங்களோட அந்த மெயின் ஹால் கதவு திறந்தாக்கா ஸ்ட்ரெயிட்டா சூறாவை தான் பார்க்க முடியும் அவங்க அந்த அவங்க கண்ணு வந்து அந்த அந்த சூறாவிலே தான் இருந்துச்சு அந்த அந்த ஓதி முடிச்சுட்டாங்க ஐ மீன் um, நாங்க வந்து சாமி பிரேசம் பண்ணி முடிச்சிட்டோம் கருத்துல இன்னொரு இந்தியன் ஐ மீன் அந்த துவாக்கெல்லாம் எடுத்துட்டு எல்லாம் போக மாட்டோம் கருத்துல நாங்க ஹால் கிட்ட எடுத்துட்டு வரோம் அவங்க பேசாம விருட்டுன்னு அவங்க ரூமுக்கு போனாங்க என் தங்கச்சி என்ன பாக்குது நானும் அவங்கள பாக்குறேன் அப்புறம் வந்து திருப்பி நாங்க அவங்க ரூமுக்கு போயிட்டு காட்ட போறோம் அவங்க திருப்பி நம்மளே என்ன பேச ஆரம்பிச்சாங்க கீதா எங்களுக்கு அந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் நானும் அதை பாக்குறேன் அது என்ன பாக்குது என் தங்கச்சி திருப்பி நாங்க கொண்டு போறப்ப அவங்க அவ்வளவு ஆத்திரம் பட்டு அவங்க கழுத்துல ஒரு தாய்த்து மாதிரி போட்டிருந்தாங்க வேகமா அது அப்படியே பிச்சு தூக்கி போட்டாங்க அப்புறம் நானும் என் தங்கச்சி இருந்தேன் ஐயோ என்னமோ நடக்குது நினைக்கிறேன் நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஜாமான்னு சொல்லிட்டு அந்த சூடம் இதெல்லாம் போய் வச்சுட்டு ரூம்ல நான் திருப்பி வர நான் சொன்ன மட்டும் நம்ம போயிட்டு காட் ஆண்டி கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோன்னு அப்ப நான் சொன்னேன் தங்கச்சி சொன்னா நீங்க இங்க இருங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஐயோ ஏன் நான் இவங்க கூட ஏதாச்சும் எனக்கு எங்கே செத்து கூட்டிட்டு போ அப்படின்னு ஸோ கடைசியில வந்து அவர் அந்த முன்னுக்கு வந்து கட் போஸ்ட் இருக்கும் அந்த எல்லா ஆஃபீஸருக்கும் சேர்த்து ஒரு கட் போஸ்ட் இருக்கும் சோ நான் சொன்னேன் என் தங்கச்சி கிட்ட நீங்க டேக் கேர் நான் அவங்க முடியாது நானும் வரேன்னாங்க சோ என்ன செய்யுது because I have to bring her also so அவங்க அவங்களையும் என் தங்கச்சி கூட்டிட்டு போன மண்ணுக்கு கூட்டிட்டு போயிட்டோனே கீதா அந்த ஆண்டி கிட்ட சொன்ன இந்த மாதிரி இப்படி நடக்குது அப்படின்னு அவங்க எங்க கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க எந்த பிளாக்ல இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி ஜி த்ரீ அப்படின்னு எத்தனாவது மாடின்னு கேட்டாங்க நான் சொன்ன கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொன்னேன் கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டோன்னு எத்தனாவது வீடுன்னு கேட்டாங்க நானும் சொன்னேன் தேர்ட் ஹவுஸ்னு சொன்னேன் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க கீதா இன்னும் கீதா நான் உண்மையா சொல்றேன் என் லைஃப்ல வந்து நான் பேய் இதெல்லாம் பார்த்தது இல்ல இந்த மாதிரி பிடிச்சவங்க கிட்ட நான் உட்காந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ப மாட்டேங்க கீதா அந்த அண்டி அவங்கள மொதல் நாங்க உட்கார வச்சுட்டோம் ஒரு நாக்காளி வச்சு கேட்போஸ் பக்கத்துலயே அந்த அண்டி எங்க கிட்ட என்ன திரும்ப கேட்டாங்க என்னம்மா அது சீல் பண்ண வீடு யாரு உங்களை போக சொன்னா அப்படின்னு கேட்டாங்க கீதா சீல் பண்ண வீடா ஆ பிகாஸ் இட் சீம்ஸ் அந்த ஹாஸ்டல் வந்து என்னமோ நடந்திருக்கா ஏற்கனவே அந்த அந்த அந்த பர்டிகுலர் ஹவுஸ்ல எப்படி உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு தெரியல நாங்க வந்து கெஞ்சி கூத்தாடி கேட்டோம் கெஞ்சி கூத்தாடி கருத்து துறவான ஒரு வீடு எடுத்து வச்சிருக்கீங்கன்னு அப்புறம் கருத்துல அவங்க என்ன செஞ்சாங்க உஸ்தாட்க்கு போன் பண்ணாங்க உஸ்தாட் வந்தாரு ஒரு ஃபியூ ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வந்தாரு வந்துட்டு கீதா நான் இதெல்லாம் நான் நான் ஆக்சுவலி நான் நான் சாமி கும்பிடுவேன் நான் நம்புவேன் இருக்குன்னு ஆனா என் கண்ணால நான் பார்த்ததுன்னா அதுதான் first time you know to be very frank கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நம்ம பேசலாம் ஓகே மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் மூன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க மர்ம தேசம் டாக்டர் நந்தினி அவங்க ஹாஸ்டல்ல நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட ஹவுஸ்மேட்க்கு ஒரு வியர்டான ஒரு விஷயம் நடந்திருக்கு தாய்த்தலாம் பிச்சு எரிஞ்சு திடீர்னம்லாம் இல்ல பேசி கத்தி கரோ முரோன்னு என்னென்னமோ நடந்திருக்கு சரி ஃபீல் பண்ண வீட்டில் வந்து நீங்க குடியிருந்தீங்க அதுக்கப்புறம் உஸ்தாட் வந்தாரு என்ன ஆச்சு அதுக்கப்புறம் ஓகே உஸ்தாட் வந்துட்டோன்னே உஸ்தாட் என்ன செஞ்சாருனாக்கா என்ன சொன்னாருன்னா இப்போ வந்து புலான் பாஸ் இந்த மாதிரிலாம் நடக்காது நீ போய் சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பேனை வச்சு அவங்கள வந்து ஒரு மாதிரியா ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு மாதிரியா புஷ் பண்ணாரு அவங்கள அவங்க அந்த ஆத்திரத்துல அந்த உஸ்தாட் கை ஒரு கையில தூக்கிட்டாங்க தூக்கிட்டா உஸ்தாட்ட ஒரு தூக்குனாங்களா எஸ் அன்பார்ச்சுனேட்லி அந்த உத்தர் வந்து வேற யாரும் இல்ல அவங்களோட சொந்த லெக்சரர் ஓ oh, அப்புறம் சோ அதுல வந்து அவரும் பயந்துட்டு வெளியாயிட்டாரு இது பரவாயில்ல நான் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க கீதா எங்க இருந்து அந்த பூனைங்களா வந்துச்சுன்னு தெரியல அவங்களோட மெட்ரிஸ் கார்டு வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க கையில கருப்பு பூனை ரெண்டு பூனை இன்னும் ஒன்னொரு பூனை வந்து சுத்திக்கிட்டே இருக்கு கீதா அவங்கள அந்த ஒரு ஹாஃப் அன் அவருக்கு நாங்களும் என்ன பண்றதுன்னு தெரியல கடைசியில அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றோம் இந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றோம் கடைசியில் அன்பார்ச்சுனேட் ஒரு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு தேங்க் காட் இன்னும் அவங்க வந்து அவங்களோட கதன் பந்து கிட்ட சொல்லி காடி எடுத்துட்டு வந்து பின்னாடி வந்து ஒரு காளி கோயில் இருக்கு அப்ப அந்த கோயிலுக்கு தான் இவங்களை கூட்டிட்டு போனோம் நாங்களும் போயிட்டோம் கீதா போயிட்டோன்னே அவங்கள எல்லாம் உட்காரிச்சிட்டாங்க அந்த குருக்கள் உட்காரிச்சிட்டாரு குருக்கள் உட்காரிச்சிட்டு என்னமோ செஞ்சாரு சாட்டையில வந்து ஒரு மாதிரி அவங்கள போட்டு அடிச்சாரு வேகமா அடிச்சிட்டோன்னே அவங்க அப்படியே மயக்க போட்டு மாதிரி விழுந்தாங்க நாங்களும் நினைச்சோம் ஓ பேய் போச்சு அப்படின்னு ஆனா அவர் என்னமோ ஒரு தண்ணியில வச்சு சூட போட்டு பார்த்தாரு எங்க மண்ணுக்கு தான் போட்டாரு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு நடிக்காது ஏஞ்சி உட்காரு அப்படின்னாரு கீதா அப்புறம் அவங்க அப்படி பட்டுன்னு ஒரு ஏஞ்சி உட்காந்து வேகமா ஒரு மாதிரி காலை அப்படி பூமியில வேகமா ஊனி ஊனி சத்தம் கேட்கும் இருக்குமே அந்த மாதிரி சத்தம் கேட்டு உட்காந்து ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க அவங்க எல்லாமே சத்தியமா பயந்து நான் அது ஒரு அது எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் கத்துல என்ன தெரியுமா சொல்றாங்க நீ இருந்து வந்து எல்லாத்தையும் கேட்டாங்க அப்ப அது அழகா பேர் சொல்லிச்சாங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க சொல்லுது என் பேர் இந்த பேரு இந்த மாதிரி முன்ன உள்ள இது வந்து இங்க அந்த ஹாஸ்டல் கட்டுறப்ப வந்து அது ரொம்ப பிஜிட்டிமா அப்படின்னு சோ ரேப் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு அப்புறம் போயிரு இல்ல அவங்க எல்லாம் ஏன் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லுது கீதா அந்த நேரத்துல உங்களுக்கு சிலுத்து ஐயோ நான் நம்ப மாட்டீங்க அதுலயே ஒரு வேர்ஸான இது என்ன தெரியுமா கிட்ட எங்க மண்ணிக்கு அந்த நான் அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்ல பேய் ஓட்டுனது ஆனா என் மண்ணிக்கு அந்த கனிலாம் வச்சு நடுமுடிலாம் அந்த வெட்டி என்னமோ செஞ்சாங்க ஆனா என்ன அவர் போட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்னாக்கா அந்த வீட்டுக்கு இதுக்கப்புறம் நீங்க போக கூடாதுன்னு அதுதான் எங்களுக்கு பெரிய கஷ்டமா போச்சு ஏன்னா எல்லா ஜாமானும் அங்க மாட்டிக்கிச்சு so until the next day we have to wait for our friends நாங்க வேற வீட்ல போய் தும்பாங்க இருந்த அந்த நைட்டு ஐயோ அது ஒரு பெரிய தலைவலியா போச்சு கீதா லைஃப்ல மறக்க முடியாது சார் அது என்னோட லைஃப்ல இன்ன வரைக்கும் நான் டிகிரி படிச்சு ஒரு டென் இயர்ஸ் மேல ஆகுது ஐயோ ஐ I'll never forget that moment. That was worst experience I had in my life. தப்பிச்சோம் பொடிச்சோன்னு ஓடி இருப்பீங்களே ஐயோ அதுக்கப்புறம் நாங்க அந்த பிளாக் சைட்டே எடுத்து எட்டி பார்க்க மாட்டோம் மர்ம தேசத்தில் நீங்களும் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணுமா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பூஜ்ஜியம் ஒன்று ஆறு நான்கு ஒன்பது ஒன்று மூன்று மூன்று மூன்று மூன்று உங்க பெயர் அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் எம் டி